ஜியோஜெப்ரா வில் மெசுரேஷன் குறித்த டியூட்டோரியல் நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்பது சதுரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு கோலம் மற்றும் கூம்பின் மேற்பரப்பளவு கோலம் மற்றும் கூம்பின் கொள்ளளவு ஜியோஜெப்ரா வில் அடிப்படை வேலைக்கான அறிவு இருக்கும் என நம்புகிறேன் ஜியோஜெப்ரா வில் சம்பந்தப்பட்ட டியூட்டோரியல் எங்கள் வலைத்தளத்தைக் காணவும் இந்த tutorial ஐ செய்ய பயன்படுத்துவது Ubuntu Linux OS version 1110 GeoGebra version 32470 பின்வரும் GeoGebra tools ஐ பயன்படுத்துவோம் Segment between two points circle with centre and radius ellipse Polygon new point மற்றும் Insert டெக்ஸ்ட் புதிய GeoGebra window வை திறப்போம் டாஷ் ஹோம் மீது சொடுக்கி பின் மீடியா அப்ளிகேஷன்ஸ் வகையில் டைப் எடுகேஷன் மற்றும் ஜியோஜெப்ரா தேர்க தேர்க சதுரத்தின் பரப்பளவை கண்டுபிடிப்போம் முந்தைய டியூட்டோரியல் லில் பயன்படுத்திய பைல் quadrilateralஜிஜிபி ஐ பயன்படுத்துவோம் பைல் ஒப்பன் quadrilateral.ggb மீது சொடுக்கவும் ஒப்பன் மீது சொடுக்கவும் சாய் சதுரத்தின் பரப்பளவு இஸ் பை 12 ஸ்டார் மூலைவிட்டங்களின் பெருக்குத்தொகை செய்முறையாக காட்ட இன்சர்ட் டெக்ஸ்ட் டூல் மீது சொடுக்கவும் டிராவிங் பாட் மீது சொடுக்கவும் ஒரு உரைப்பெட்டி திறக்கிறது டபிள் கோட்ஸ் ஐ திறந்து டைப் செய்க area of the rhombus double கோட்களை மூடவும் பிளஸ் கான்கேட்னேஷன் க்கு பிராக்கெட்ஸ் ஐ திறந்து டைப் செய்க 12 ஸ்பேஸ் ப் ஸ்பேஸ் ஜி பிராக்கெட்ஸ் ஐ மூடவும் ப் மற்றும் ஜி சாய்சதுரத்தின் விட்டங்கள் ஓகே செய்க சாய் சதுரத்தின் பரப்பளவு டிராவிங் பாட் இல் காட்டப்படுகிறது அடுத்து சுற்றளவை கண்டுபிடிப்போம் இன்சர்ட் டெக்ஸ்ட் டூல் மீது சொடுக்கவும் டிராவிங் பாட் மீது சொடுக்கவும் ஒரு உரைப்பெட்டி திறக்கிறது டபிள் கோட்ஸ் ஐ திறந்து டைப் செய்க perimeter of rhombus is equal to double quotes ஐ மூடி பிளஸ் பிராக்கெட் களை திறந்து 4 ஸ்பேஸ் ஆ பிராக்கெட் களை மூடவும் ஆ என்பது சாய் சதுரத்தின் பக்கம் ஒக் செய்க சாய் சதுரத்தின் சுற்றளவு டிராவிங் பாட் இல் காட்டப்படுகிறது இப்போது பைல் ஐ சேமிக்கலாம் பைல் மற்றும் சேவ் ஏஎஸ் மீது சொடுக்கவும் பைல் நேம் ஐ நான் rhombus area பெரிமீட்டர் என உள்ளிடுகிறேன் சேவ் மீது சொடுக்கவும் அசைன்மென்ட் ஆக சரிவகத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவை கண்டுபிடிக்கவும் cons hyphen trapezium dot GGB file in output ஐ பயன்படுத்துக ஆப்ஜெக்ட் ஜி ஐ ப் என மாற்றுக பரப்பளவுக்கு சூத்திரம் half sum of parallel sides into vertical height ab by 2 into h சுற்றளவுக்கு சூத்திரம் sum of the sides is C ab cd assignment in output இப்படி இருக்க வேண்டும் ஒரு கோளத்தை வரைய புதிய ஜியோஜெப்ரா விண்டோ வை திறப்போம் பைல் நியூ மீது சொடுக்கவும் டூல்பார் இல் circle with centre and radius tool மீது சொடுக்கவும் டிராவிங் பாட் இல் புள்ளி ஏ மீது சொடுக்கவும் ஒரு உரைப்பெட்டி திறக்கிறது 2 என ஆரத்துக்கு enter செய்க 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் ஆ ஐ மையமாக கொண்டு வரையப்பட்டது நியூ பாயிண்ட் டூல் ஐ தேர்க வட்டத்தின் பரிதியில் புள்ளி ப் ஐ குறிக்கவும் segment between two points tool ஐ தேர்க ஆ மற்றும் ப் ஐ வட்டத்தின் ஆரமாக சேர்க்கவும் கிடைமட்ட திசையில் ஒரு நீள்வட்டம் சிடிஇ e ஐ வரைவோம் அது வட்டத்தின் பரிதியை தொடட்டும் எலிப்ஸ் டூல் மீது சொடுக்கவும் புள்ளிகள் சி மற்றும் ட் நேரெதிரே பரிதியிலும் மற்றும் வட்டத்தின் உள்ளே மூன்றாம் புள்ளி எ e ஐயும் குறிக்கவும் ஒரு கோளம் வரையப்படும் இப்போது கோளத்தின் மேற்பரப்பளவை காணலாம் இன்சர்ட் டெக்ஸ்ட் டூல் மீது சொடுக்கவும் டிராவிங் பாட் மீது சொடுக்கவும் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஐ டிராப் டவுன் லிஸ்ட் இல் கண்டுபிடிக்கவும் கீழே வந்து பை ஐ காண்க டபுள் கோட்ஸ் ஐ திறந்து டைப் செய்க surface area of the sphere is equal to double quotes ஐ மூடி பிளஸ் பிராக்கெட் ஐ திறந்து 4 ஸ்பேஸ் லிஸ்ட் இருந்து தேர்க பை ஸ்பேஸ் ஏ ஸ்க்வேர் ஐ லிஸ்ட் இருந்து தேர்க பிராக்கெட் ஐ மூடவும் OK செய்க கோலத்தின் மேற்பரப்பளவு இங்கே காட்டப்படுகிறது அதன் மீது சொடுக்கி இழுத்து கீழே வைக்கவும் அடுத்து கொள்ளளவு கண்டுபிடிப்போம் Insert டெக்ஸ்ட் டூல் மீது சொடுக்கவும் Drawing Pad மீது சொடுக்கவும் Double கோட்ஸ் ஐ திறந்து டைப் செய்க Volume of the Sphere is equal to double quotes ஐ மூடி பிளஸ் பிராக்கெட் ஐ திறந்து 4 பை 3 ஸ்பேஸ் லிஸ்டில் இருந்து π ஐ தேர்க ஸ்பேஸ் ஏ லிஸ்டில் இருந்து கியூப் ஐ தேர்க பிராக்கெட் ஐ மூடவும் ஓகே செய்க கோலத்தின் கொள்ளளவு இங்கே காட்டப்படுகிறது அதன் மீது சொடுக்கி இழுத்து கீழே வைக்கவும் அடுத்து ஒரு கூம்பை வரையலாம் பாலிகன் டூல் மீது சொடுக்கவும் புள்ளிகள் சி ட் மற்றும் வெளியே ஒரு புள்ளி ப் மற்றும் மீண்டும் சி மீது சொடுக்கவும் segments between two points tool ஐ தேர்க ப் மற்றும் ஆ ஐ சேர்க்கவும் கூம்பின் உயரம் கிடைத்துவிட்டது ப் ஐ ஹ் என மாற்றலாம் கூம்பின் உயரத்தை குறிக்கிறது ப் மீது வலது சொடுக்கி ரினேம் மீது சொடுக்கவும் ப் ஐ ஹ் ஆல் மாற்றுக ஒக் செய்க c 1 ஐ ஸ் என பெயர் மாற்றுக இது கூம்பின் சாயுயரத்தை குறிக்கிறது c 1 மீது வலது சொடுக்கி ரினேம் மீது சொடுக்கி ஸ் ஆல் மாற்றுக ஒக் செய்க கூம்பின் மேற்பரப்பளவு மற்றும் கொள்ளளவை கண்டுபிடிப்போம் இன்சர்ட் டெக்ஸ்ட் டூல் ஐயோ இன்புட் பார் ஐயோ பயன்படுத்தலாம் இன்புட் பார் ஐ பயன்படுத்துவேன் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஐ இன்புட் பார் ன் drop டவுன் லிஸ்ட் ல் காணலாம் ஸ்க்ரோல் டவுன் செய்து π ஐ காண்க இன்புட் பார் ல் டைப் செய்க சர்ஃபேஸ் ஏரியா பிராக்கெட் ஐ திறந்து லிஸ்ட் இருந்து π ஐ தேர்க ஸ்பேஸ் ஆ ஸ்பேஸ் ஸ் பிளஸ் லிஸ்ட் இருந்து π ஐ தேர்க ஸ்பேஸ் ஆ ஸ்க்வேர் ஐ லிஸ்ட் இலிருந்து தேர்க குளோசிங் பிராக்கெட் enter செய்க கூம்பின் பரப்பளவு அல்ஜெப்ரா வியூ வில் காட்டப்படுகிறது இன்புட் பார் ஐ போது விடை அல்ஜெப்ரா வியூ வில் தெரியும் என அறிக கொள்ளளவை கண்டுபிடிப்போம் volume is equal to bracket ஐ திறந்து 1 பை 3 ஸ்பேஸ் பி ஐ லிஸ்ட் இலிருந்து தேர்க ஸ்பேஸ் ஏ ஸ்க்வேர் ஐ லிஸ்ட் தேர்க space h closing bracket enter செய்க கூம்பின் கொள்ளளவு இங்கே அல்ஜெப்ரா வியூ வில் காட்டப்படுகிறது இப்போது ஃபைலை ஐ சேமிக்கலாம் ஃபைல் சேவ் ஏஎஸ் மீது சொடுக்கவும் file name sphere hyphen cone என தருகிறேன் சேவ் மீது சொடுக்கவும் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது சுருங்க சொல்ல நாம் கற்றது சாய் சதுரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு கோளம் மற்றும் கூம்பின் பரப்பளவு கோளம் மற்றும் கூம்பின் கொள்ளளவு கோளம் மற்றும் கூம்பை வரைதல் அசைன்மென்ட் ஆக உருளையின் மேற்பரப்பளவு மற்றும் கொள்ளளவை காண்க ஒரே அளவான இரண்டு நீள் வட்டங்களை ஒன்றன் கீழ் ஒன்றாக வரைக இவற்றின் விளிம்புகளை சேர்க்கவும் சென்டர் டூல் ஆல் ஒரு வட்டத்தின் மையத்தை காண்க மையம் மற்றும் விளிம்புகளை சேர்க்கவும் ஆப்ஜெக்ட் ப் ஐ ஹ் எனவும்